ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னா திருக்க மீன் திருக்க மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் திருக்க மீனை நல்லா அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சதோடு மட்டும் இல்லாமல் இதோட டர்மரிக்கு half lemon juice plus salt போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு இதுக்கு தேவையான அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்க தேவையான அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு டொமேட்டோ எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது coriander leaf two green chilli இது கறி லீஃபை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பல் கார்லிக் எடுத்து அதை நச்சு வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் இதுதான் நம்மளுக்கு தேவையான அதர் இன்க்ரீடியன்ஸ் இதோட நம்மளுக்கு தேவையான மசாலா என்னென்னா இங்கே பாருங்கள் இது தாளிக்கிறதுக்குள்ள வெந்தயம் இது என்னென்னா மஞ்சள் தூள் இது மிக்ஸ்டு மசாலா இதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா two spoon chilli powder one spoon coriander powder half spoon ஜீரக பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு பவுடர் இது வந்து அடிஷ்னலாக நம்ம தாளிக்கிறதுக்கு உள்ளது இப்போ ஓகே வாங்க இப்போ நம்ம கறி எப்படி பண்ணுறதுன்னு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் வச்சுட்டு கேஸும் ஆன் பண்ணிடலாம் காஞ்சிருச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கங்க ஏன்னா இது வறுவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த எண்ணெயிலேயே அந்த திருக்க மீனை வந்து நம்ம வறுக்கிற மாதிரி டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருச்சுங்க நான் அதில் டூ ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன் இதோட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு அதில் போடுறேன் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு நான் இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வெந்தயத்தை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அது கலர் ப்ரௌனிஷ் கலராக மாறுறதுனால இதுக்கு மேலே வச்சா கருகிடும் ஸோ நான் சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் இதோட நான் இதில் நறுக்கி வச்சுருக்க கரி லீவ்ஸ் நல்லா ஆனியன் நல்ல கலரு நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷாக கலராக வர்ற டைமில் நம்ம அதில் டொமேட்டோ ஆட் நான் அதில் டூ ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன் இதோட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு அதில் போடுறேன் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு நான் இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வெந்தயத்தை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அது கலர் ப்ரௌனிஷ் கலராக மாறுறதுனால இதுக்கு மேலே வச்சா கருகிடும் ஸோ நான் சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் இதோட நான் இதில் நறுக்கி வச்சுருக்க கறி லீவ்ஸ் நல்லா ஆனியன் நல்ல கலரு நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷாக கலராக வர்ற டைமில் நம்ம அதில் டொமேட்டோ ஆட் பண்ணேன் ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு இதோட நான் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு க்ரீன் சில்லி இதில் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்க கார்லிக் நறுக்கி மட்டும் வைக்கல அதை நான் லைட்டாக நச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அதில் உள்ள ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கறியில் சாரணுங்கிறதுக்காண்டி அதை லைட்டாக நச்சு வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது நான் டொமேட்டோ போடுறேன் ஓகே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது நான் டொமேட்டோ போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இதோட இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் நான் எப்போதுமே ஆனியன் போடும்போதே சால்ட் போடுவேன் சாரி இன்றைக்கி நான் மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா ஆல்ரெடி நான் பழமான தக்காளியை எடுத்துருக்கிறதுனால நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு தக்காளியுமே நல்லா வெந்துருச்சு இப்போது நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த மாதிரி கழுவி வச்சுருக்க திருக்க மீனை நான் இதில் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதை ஓப்பன் பண்ணுறேன் கறி நல்லா திருக்க மீன் கறி நல்லா வெந்துட்டு அடிப்பிடிக்காத அளவு பார்த்துக்கோங்க அதுக்காண்டி தான் நான் அதில் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா திருக்க மீன் வந்து ஒழுங்காக கழுவலைன்னா வாடை வரும் ஸோ திருக்க மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதோட ஹாஃப் லெமன் கண்டிப்பாக போட்டு வாஷ் பண்ணுங்கள் வாடையே சுத்தமாக இருக்காது நான் எண்ணெய் எதுக்கு ஊற்றிருக்கேன்னா எண்ணெயில் நம்மளுக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து மீன் விருந்துச்சுன்னா அந்த திருக்க மீனுக்குள்ளே அந்த வாடையே இருக்காது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா டர்மரிக் பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி டர்மரிக் பவுடர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுவோம் இப்போது நான் லைட்டாக சால்ட் போடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நான் போட்டேன் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் போடுவேன் ஸோ சால்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க இப்போ அப்படியே நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் தண்ணியே ஊற்றலை அந்த எண்ணெயோட அந்த மீனில் உள்ள தண்ணி இறங்கி தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுன மாதிரி தெரியுது அகெயின் நான் இதை ஃபைவ் மினிட்ஸு அகெயின் இதை மூடி வச்சு வேக விட்றேன் என்ன மசாலா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக போடாமல் என்கிட்ட இருக்க மிக்ஸ்டு மசாலா நான் இதில் போடுறேன் கொஞ்சம் இது வந்து திருக்கை வந்து வறுவல் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காண்டி இது நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பட் திருக்கை வந்து நல்ல நம்மளுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் நல்லா ஃபுல்லாக எல்லா இதுலேயும் மசாலா எல்லா மீன்லேயுமே நம்மளுக்கு மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே வச்சு இப்போது சால்ட்டு பார்த்துக்கங்க எனக்கு இது சால்ட்டு பத்தாது ஸோ அதுக்காண்டி எனக்கு போதுமான அளவுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சால்ட்டை செக் பண்ணிவிட்டு அகை நீங்கள் இதை மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க சிம்மில் வைங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ லுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் திருக்க மீன் குழம்பா வைக்கிறது காட்டிலும் இந்த மாதிரி வறுத்த மாதிரி பெரட்டின மாதிரி வச்சு சாப்பிட்டாதான் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் நல்லா இந்த எண்ணெயில் வெந்துருச்சு நான் இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வரணும் ரொம்ப பெரட்டின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அதே மாதிரி சிம்பிளே வச்சு நீங்கள் வேக விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான் இப்போ நான் இதோட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகே மீன் ஆல்ரெடி வெந்துருச்சு இதை நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான் நான் சிம்மில் வச்சுட்டு ஓகே நான் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த எனக்கு என்னமோ இந்த திருக்க மீன் கறி கறின்னு தான் வருது என்னை பார்க்க அப்படி இருக்கிறதுனால என்னன்னு தெரியல கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் அது வறுவல் மாதிரி பண்ணணும்னா இன்னும் நம்ம திக்காக வர அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதான் இது நம்ம சாதத்துக்கு நான் இப்போ எனக்கு இதை வச்சுக்கிறதுனால நான் இதோட இதை ஆஃப் பண்ணிடுறேன் இதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா பெரட்டின கறி மாதிரி வந்துடும் நீங்கள் ரசம் வச்சு இந்த திருக்க மீன் வறுவல் நீங்கள் சைடிஷாக வச்சுட்டிங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் ஏன்னா எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் எப்போதும் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்